உங்களுக்குலாம் ஞாபகம் முதல் முதல்ல அவர் தான் எங்கேயும் தோங்குச்சு எங்க தோங்குச்சு சொல்றோம் அது அவர் என்ன பண்ணாரு தமிழ்நாடுடைய முதலமைச்சராக திருமதி வி கே சசிகலா எங்களுக்கு சின்னம்மா எங்கள் தெய்வம் வர வேண்டும் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று கொளுத்தி போட்டதே எங்களுக்கு உங்களுக்கு நன்றி வந்து இப்ப அண்ணா அன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன பண்ணாங்க பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் எல்லாரும் இணையணும் இணையணும் இந்த சர்வாதிகாரி எல்லாத்தையும் மறந்துட்டு வாப்பா நான் மறந்துட்டேன்னு கூப்பிட்டாரு சர்வாதிகாரி அப்ப நான் தான் இருந்த பக்கத்துல நானு mister Vaithilingam mister Manoj Pandian mister Jayachitti Prabaran Subbu பார்க்கணும் அப்போ ஒரு நிருபர் விடாம கேட்கிறார் அப்ப சசிகலா திருமதி வி கே சசிகலா திரும்ப திரு தினகரன் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு நான் தான் எல்லாரையும் வான்னு சொல்லிட்டேனே அந்த அடிப்படையில் அவங்களும் வர வேண்டியதுதான் ஒன்றும் நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க வரலாம் அவங்களும் வரட்டும்னு சொன்னாங்க இது நீ சாட்சி இது நீ தானே முதல் முதல்ல ஆரம்பிச்ச யாரு உதயகுமார் அதுக்கு பின்னாடி இப்போ வந்து அவங்க எல்லாம் சேர்றாங்கன்றதுக்கு இப்போ என்ன பதில் சொல்றாரு இவரு இதனால சிந்திக்காது நீட்டா டீப்பா யோசனை பண்ணீங்கன்னா வரும் இப்போ உதயகுமார் அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க எந்த அளவுக்கு உதயகுமார் கலர் சேஞ்ச் ஆகிறான்னு பாருங்க நான் அதுக்காக சொல்றேன் இது அப்பா முதலமைச்சராக வரணும் சார் இந்த கே பி முனுசாமியும் இந்த உதயகுமாரும் அதே போயஸ் தொடர்ல காலில் விழுந்து அவங்கள வரணும்னு கூப்பிட்டாங்களா இல்லையா இன்னைக்கு அண்ணன் பிரிஞ்சிருந்த நேரம் நீங்கள் நானும் எல்லாரும் சேர்த்து போய் மறுசூதனை எடுத்து போன மறுசூதனை கும்பிட்டு வாங்கன்னு தானே கூப்பிட்டோம் அப்புறம் யாரும் விசுவாசம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம் இதே இந்த கதை நடந்தது ஆகவே உதயகுமார் பேச்சு எதையுமே சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க அதனாலதான் பத்து புள்ளி அஞ்சு கோட் பண்ண இப்படி பேசணும் அப்புறம் ஓபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர் இல்லை எங்க அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார் இப்ப அப்படியே மாறி இவங்களை இருந்து அரசியல் பச்சோந்திகள் சார் எப்ப வேணாலும் கலர் மாறிடுறாங்க எங்களை மாதிரி நிறமாறாத பூ பூக்களாக புதிய வார்புகளாக இருக்கிறதுக்கு முடியாது இவங்களால அப்பப்போ மாறிடுவாங்க அதுல மாறினவர் தான் அவர் ஒருத்தர் இதே முனுசாமி பல ஆண்டு காலம் அம்மாவால் தூக்கி எறியப்பட்டு தெருவில் நிறுத்தப்பட்டவர் இந்த உதயகுமார் ஒரு தடவை எடுத்துட்டாங்க அம்மா கரண்ட் எக்கச்சக்கமா டியூப்லைட் எல்லாம் கட்டி இது பண்ணாருன்னு கம்ப்ளைண்ட் அப்ப தூக்கி வெளியே போட்டாச்சு இப்போ அப்ப எல்லாம் இந்த கஷ்டமான நேரத்துல வந்து அண்ணங்கிட்ட நின்றுக்குவாங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணா போங்கண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் முனுசாமி எங்க இப்ப இறங்குறாங்க வியாபாரம் நிக்கிறதுக்கு அங்க இருந்து உத்தரவு வருது நீங்க வேணாம் வேற தொகுதிக்கு போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பெண்ணாகரம் அந்த பக்கம் போயிடுன்னு சொல்லி உத்தரவு போட்டு உடனே அங்க போற நிலைமை பட்டாசு அடிச்சு ஸ்வீட் குடிக்கணும் அதை ஸ்டாப் போய் அங்க போயிட்டாரு அங்க என்ன நிலைமாச்சு ஆச்சு மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் வந்தாரு அஞ்சு வருஷம் ராஜ்யசபா கையில வச்சுட்டு போட்ட விட்டீங்க வேணுனே போய் எம்எல்ஏக்கு நின்று அதை ஜெயிச்சு ஒரு எம்பி போச்சே சார் சொல்லுங்க பார்ப்போம் யார் எடுத்த முடிவு இதெல்லாம் ஆட்சி மன்ற குழு போடுறது இல்ல சௌரியத்துக்கு போய் நீங்க தேர்தல நிக்கிறது அஞ்சு வருஷத்தை வீணடிச்சு யாராவது ஒரு தொண்டர் கொடுத்துக்கலாம் இல்ல இவரு கொடுக்கலாம் இவரு கொடுக்கலாம் யாருக்காவது ஒருத்தர் சாதாரண ஆட்கள் அந்த கூட்டம் கூடி இருக்கு பாருங்க ஐயோ ஏங்க அது மாதிரி கூட்டம் இது ஆகவே ஆர்பி உதயகுமார் இதுக்கெல்லாம் பயிர் சொல்லுவார்னா நான் ரெடி ஒரு ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோன்னு சொல்லி பழனிசாமிக்கு நான் அஞ்சரன்னு சொல்லிட்டேன் பழனிசாமி இந்த ஆர்பி உதயகுமார் ரெடின்னு சொன்னா நான் மதுரைக்கு என்னோட நீ பிரஸ் உட்கார் எல்லாம் எல்லாம் நம்ம டிடியில ஒரு ஆஃப் அன் அவர் போவோம் புகழேந்தி தயார் ஆர்பி உதயகுமார் நீ தயாரா நல்ல ஜனநாயக ரீதியில தகராறு இல்லாம ஜாலியா பேசிக்குவோம் எல்லா விஷயத்தையும் பேசுவோம் என்னன்னு சொல்லி யார் ஒருங்கிணைப்பாளருக்கு பதவி வேணும்னு சொன்னது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வேணும் முதலமைச்சர் பதவி யார் விட்டு கொடுத்தது எதிர்கட்சி தலைவர் யார் விட்டு கொடுத்தது என்னென்ன நடந்தது ராத்திரி ராத்திரி உட்காந்து கை காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணுது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் போய் கெஞ்சிரும் விட்டுறாதீங்கன்னு கேட்கவே இல்லைங்க தலைமை கழகத்தில் உட்காந்து பெரிய தகராறு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு வேகமா வெளியில விட்டார் வாழ்த்து சொல்லுனாங்க எல்லாம் சொல்றதுல போன்னு சொல்லி இந்த மகாலிங்கிட்ட நான் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அண்ணன் ஆறு மணிக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து அவரை சமாதானம் பண்றாங்க இப்படிதாங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரா அன்னைக்கு அண்ணன் அறிவிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கலைன்னா என்ன இருக்கும் பதினோரு எம்எல்ஏவை கூட்டு வந்து உன்னை முதலமைச்சரா தொடர்றதுக்கு அன்னைக்கு மெர்ஜருக்கு ஒத்துக்காம இருந்திருந்தா என்ன இருக்கும் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு நீ பேசுறிய நீ திமுக மேல ஆதாரபூர்வமா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நீங்க இந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க கொள்ளடிச்சதுல ஆதாரபூர்வமா டிவிஎஸ்சி கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்குல்ல உங்களுக்கு யோகியது இருந்தா ஒரே ஒரு குற்றச்சாட்டு இது சொல்லு தைரியம் தான் சொல்லு நீ என்ன பெரிய எதிர்கட்சி தலைவர் நீ ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு நீ சொல்லு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க திமுகவோட உரம் எங்களுக்கு இருபது நிமிஷம் இவர் கலைஞர் வரலாறு போய் படம் தரப்புல படிச்சாரு யாரு இதே எடப்பாடி பழனிசாமி நம்ம உதயகுமார் இப்ப ரீசெண்டா துணைத் தலைவரான பின்னாடி என்ன பேசுறது அழகா சிறப்பான ஆட்சியர் சொன்னீங்களா இல்லையா ஆட்சியின் போக்கமே அபூர்வமா இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா திமுகவை அவர் நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு அவர் சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாண்புமிகு ஸ்டாலின் ஆட்சி அசம்பிளியில திரு செங்கோட்டையன் எழுச்சி ஆஹா சட்டமன்றம் துவங்கிய காலத்திலிருந்து இது போன்ற அமைதியான சட்டமன்றத்தை நாங்கள் பார்க்கவே போய் தொப்பு தொப்புன்னு காலில் விழுந்துட்டு எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க தான் முல்லை பெரியாரு காவேரி எங்க அண்ணன் பேசிட்டு உட்காந்துருங்க இதுதான் பிரச்சனை யாராவது ஒருத்தராவது முன் வந்தாங்கன்னா நான் ரெடியா இருக்கேன் ஏன்னா எப்பயுமே வெளி நாடுகள் மாதிரி ஒரு பிரஸ் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு பெரிய இதா மாறும் டிஸ்கஷனா மாறும் அதுக்கு ரெடினா வா எத்தனையோ பிரஸ் இங்க ரெடியா இருக்கு இல்ல உனக்கு ரொம்ப கஷ்டம்னா ரெண்டு பேரும் உட்காந்து தனித்தனியா கூட லைவ்ல வர்றதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன் பல விஷயங்கள் நாட்டு மக்கள் தெரியும்